எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க எஸ்பெஷலி டபுள் வார்ப்பு சாரீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரியுடைய நம்பர் ஃபோர் எயிட் த்ரீ சரியுடைய நம்பர் ஃபோர் எயிட் த்ரீ பல்லுவன் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி வைலட் கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லுவில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் சரிங்க சில்க்கு பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk warp weft ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய சஜஷன் ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பிளேசஸில் வந்து மிக்ஸ்டு ப்ராடக்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு polyester mixed cone mixed so அது வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து கண்டே பிடிக்க முடியாதுங்க எது பியூரு எது வந்து நான் பியூருன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால தான் சில்க் மார்க்கோட நீங்கள் எங்கே பியூர் சில்க் வாங்கினாலுமே தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணும்போது வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய த்ரெட்டுடுங்க ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து நம்ம வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறோம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறீங்க saree number four eight four body of saree கிரேலியும் பல்லுவன் ப்ளவுஸ் அல்கே க்ரீன் பிளாக் காம்பினேஷனுங்க இது ஸோ அதனால் பிளா சாரியில் வந்து பிளாக் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக வந்து சில இடங்களில் விசிபிள் ஆகும் கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க saree number four eight five இது வந்து டபுள் வார்ப்பு அப்படிங்கிறதுனால சாரீ குவாலிட்டி சூப்பராகவே இருக்குங்க சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க saree number four eight five body of saree pinkish orange double shade பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன் இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க saree number four eight six பல்லுவன் blouse dark navy blue body of saree yellow and lighter green color mix ஆகிருக்குங்க yellow and light green mixed இதுலேயும் ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சிங்கிள் சாரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தராங்க எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸோடு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அதாவது reference number or UTR number or any transaction ID அதோடு நீங்கள் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு அந்த பேமெண்ட்டை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு கூகுள் பேலேயோ அல்லது ஃபோன்பேலேயோ பெய்டுங்கிற அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா செக் பண்ணுறதே முடியாதுங்க நீங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயிலோடு அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது body of saree navy blue பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்கே க்ரீன் ஆல்கே க்ரீனுங்கும் போது பிளாக் காம்பினேஷனுங்க saree number four double eight four double எயிட்டை பொறுத்த வரைக்கும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடுங்க ப்ளூயிஷ் க்ரீன் ப்ளூவும் க்ரீனும் மிக்சிங்கில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர் எல்லா சேரீலையுமே வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக வரும் கான்ட்ராஸ்ட்டாக வரும் சேரீடைய மொத்த லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டருங்க அதில் body of saree five point five metre length of blouse point seven metre with of the saree and blouse forty five point five inches above இருக்குங்க saree number four eight nine body of saree dark green அதாவது பாட்டில் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரே இந்த க்ரேங்கிறது வந்து பிளாக் வித் பெய்ஜோட என்ன இருக்குன்னா மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அதனால் அது ஒரு மாதிரி க்ரே மாதிரி தெரியும் பிளாக் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக விசிபிள் ஆகுங்க இதில் சாரியுடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சாரீ தான் அட் அ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 வீடியோ ஃபோட்டோ கம்பல்சரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா சில டபுள் ஷேட் கலர்ஸ் வர்றது வந்து ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து லிட்டில் டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் வருதுங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டபுள் வார்ப்பு then three ply thread work so வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாதாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க இப்போ நீங்கள் இருக்கிறது four ninety one body of saree double ஷேடில் தாங்க வருது பிங்கிஷ் ஆரஞ்ச் இதில் பிங்க் தான் அதிக டாமினெண்ட்டாக இருக்கும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா mustard yellow next saree saree number four nine two four nine two body of saree rani pink கலர்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மஸ்டர்ட் எல்லோலேயும் இருக்குங்க இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் காப்பர் சரிங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததும் காப்பர் டெஸ்டட் சரி தான் இதுலேயும் காப்பர் டெஸ்டட் சரி தான் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது nine zero four three eight zero nine five six two இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு யார் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சாரீ வந்து புக் ஆகுங்க ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் நியூ மெசேஜஸ்க்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டு வரோம் ஒன் பை ஒன்னாக ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அது அவைலபிளாக இருந்து புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறேங்க அண்ட் ஒவ்வொரு சாரீ கூடயுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தாங்க வரும் ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது ஸோ இது நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வரணுங்கிற நம்ம நேம் வருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்